எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளெயின் சாரீஸ் வெரைட்டிஸுங்க ரெண்டு வெரைட்டியில் இருக்கக்கூடிய பிளெயின் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சரியுடைய நம்பர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சாரியுடைய கலர் ரெட் கலர் குங்குமம் ரெட் கலரில் இருக்கக்கூடியதுங்க இந்த சேரீயில் பல்லுல உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் ஜரியில் ஒர்க் வரும் டாப் அண்ட் பாட்டமில் three stripes lines horizontal lines வந்துருங்க டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடுமே வந்துடும் சாரீ ஃபுல்லாகவுமே இது இருக்குங்க இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் டபுள் வார்ப்பு சாரீ சாரீ திக்னஸ் நல்லாவே இருக்கும் three ply thread work so வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க body of sari five point five மீட்டரும் length of blouse point seven மீட்டரும் with of the blouse and sari forty five point five inches எபவும் இருக்குங்க sari number six five two இதோடைய colour grey colour black and white காம்பினேஷனில் இருக்கக்கூடியது இதுவும் சேம் பேட்டர்ன் தான் ரெண்டே ரெண்டு பேட்டர்னில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பாடி அண்டு ப்ளவுஸ் எல்லாமே பிளெயினில் இருக்கும் பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சரி ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் அந்த த்ரீ லைன்ஸ் ஸ்ட்ரைட்ஸ் லைன்ஸ் வந்துருங்க இந்த சாரீ பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுங்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட் சாரியில் சில இடங்களில் கண்டிப்பாக விசிபிள் ஆகுங்க sari number six five three so இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னுடைய சாரீ ப்ரைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி நானூறுபாய்க்கு இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்குங்க இந்த சாரியுடைய நம்பர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ கலர்னு பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடு ராணி பிங்க் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்கக்கூடிய சாரீங்க ராணி pink and yellow mixing double shade sari so first பேட்டர்னில் நம்ம பார்க்குற third colour sari price five thousand four hundred sari number six five four சாரியுடைய colour peach colour first pattern fourth colour sari five thousand four hundred prepayment option இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஆல்சோ அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணும்போது நீங்கள் three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் அதாவது six double five sari number இது என்ன கலர்னு பார்த்துட்டிங்கன்னா இது பீச்சோட பிங்க் மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ பீச்சோட பிக்ஸ் பிங்க் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா சிக்ஸ் ஃபைவ் ஃபோரை விட இந்த சிக்ஸ் டபுள் ஃபைவ் வந்து கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் இதுமே five thousand four hundred next sari sari number six five six first பேட்டர்னில் நம்ம பார்க்கக்கூடிய சிக்ஸ்த்து கலர் சாரீ இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீம் கலர் இதுமே ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பல்லுவில் ஒர்க் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு த்ரீ லைன்ஸ் அந்த ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடுது ஹரிசாண்டல் லைன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பியூர் சில்க் சாரீங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்டிலையோ அல்லது லேப்லேயோ கொடுத்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் sari number six five seven இந்த சிக்ஸ் ஃபைவ் செவன் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு தான் ரேடியம் எல்லோவில் கொஞ்சம் இது வந்து பிரைட் இல்லாமல் கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்கும் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சேரீ அவைலபிளாக இருந்ததுன்னா அண்ட் நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் சப்போஸ் உங்களுடைய மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சேரீ அவைலபிள் இல்லை இன்னொரு கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குன்னு சொல்லுவோம் சப்போஸ் அந்த சேரீக்கு பேமெண்ட்டே வந்துருச்சுன்னா சோல்டுங்கிற ரிப்ளை கொடுப்போங்க நெக்ஸ்ட் சாரி பார்த்துட்டு இருக்கீங்க sari number six five eight இது வந்து லோட்டஸ் பிங்க் கலரில் இருக்குது இந்த சாரிலையும் top and bottom three horizontal lines வந்துடுது பல்லுவில் உங்களுக்கு கோல்டன் டெஸ்ட் சரியில் டிசைன் வருது sari number six five nine so six five eight வரைக்கும் ஒரு பேட்டர்னுங்க சிக்ஸ் ஃபைவ் நைன்லேருந்து செகண்ட் பேட்டர்ன் அதாவது பல்லுலேயும் டிசைன் வரும் அண்ட் பாடியிலையுமே உங்களுக்கு ஜரி ஸ்ட்ரைப் லைன் வந்துருங்க ஜரி ஸ்ட்ரைப்ஸ் வருது வெர்டிக்கலாகவும் லைன் வருதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது purple colour with black combination இந்த சாரியுடைய price five thousand six hundred ஐயாயிரத்தி அறுநூறுபாய்க்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இது வந்து டபுள் வார்ப்பு சாரீங்க sari number double six zero colour lavender colour இதுவுமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் ரெண்டு பேட்டர்னில் நம்ம சாரீஸ் வந்து ஷோ பண்ணுறோம் ஒன்று five thousand four hundred pattern body ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் பல்லு மட்டும் டிசைன் இருக்கும் second pattern five thousand six hundred அதில் பாடியில் லைன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ பல்லுலையும் டிசைன் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது double six zero lavender colour light lavender கலருங்க next sari number double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 ஃபுல்லாமே வந்துடும் ப்ளவுஸ்க்குமே அது இருக்கும் இதே ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும் டாப் அண்ட் பாட்டமில் அந்த லைன் மட்டும் வரும் இதுவே இந்த சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லைன் வரும் next sari number double six five இதுடைய colour silver grey colour silver கலரில் இருக்குங்க இது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லையும் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லையும் வாங்கிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க அண்ட் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் வந்து பிக்சரோ வீடியோவோ காட்டி கேட்டிங்கன்னா இந்த சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்காதுங்க sari number triple six colour copper sulphate blue இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே pure silk sari warp and weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நான் சர்வ் பண்ணியிருக்கோம் ஹேண்ட்லூம் மேடுங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும் நீங்கள் இந்த ஸ்டிக்கரை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க sari number double six seven so இது வந்து ப்ளூ தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அது வந்து நல்லா டார்க்கு காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் இருக்கும் அதுலேருந்து இது வந்து கொஞ்சம் லைட்டர் கலராக இருக்கும் லைட் ப்ளூவாக இருக்கும் இதுமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது இந்த வீடியோவிலே ரெண்டு பேட்டர்னில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெண்டு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சாரீஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் five thousand four hundred and five thousand six hundred இந்த சாரீஸில் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ண முடியும் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணா நேம் வரும் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ